வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷர் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து ராகுக்கேது பயிற்சி பலன்கள் சரிங்களா இவ்வளவு நாளாக தனுசில் இருந்த கேதுவும் மிருணத்தில் இருந்த ராகுவும் பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறது அதாவது வர செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது எட்டு காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஏப்ரல் வரையில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருடம் காலங்கள் உங்கள் ராசிக்குள்ளாரே சஞ்சாரம் உள்ளது உடனே உடனே நீங்கள் பயப்பட வேணாம் என்னால் இவ்வளோ இப்போ தான் வந்து சனிப்பு ஏழரை சனி போணுச்சு இவ்வளோ பிரச்சனையை அனுபவித்தோம் திருப்பியும் ராவுக்கு போயிடுச்சியா அப்படின்னு நினை நினச்சிக்காருங்க எனக்கு தெரிந்து வந்து ஒரு ஒரு ரிலீஃபான பீரியடும் ஏற்கனவே போயிடுச்சு ஆனால் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இடைஞ்சல்கள் உங்கள் மன ரீதியாக மட்டும்தான் சில இடைஞ்சல்கள் இனிமேல் வரும் இந்த என்றதாகிற பேச்சு அது உங்களுக்கு நிஜமாகவே பலன் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா முதல்ல இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு நம்ம ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது ஒரு குரு குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருக்கிறப்ப ஒரு ந குரு நல்லது செஞ்சாலும் நமக்கு எதை கெட்டது தெரிஞ்சாலும் எதுவுமே செய்ய தெரியாது ஏன்னா எல்லாமே ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா கெட்டரும் ஒத்தடம் கொடுத்துட்டு பஞ்சில் ஒத்தடம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நல்லரும் பஞ்சில் ஒத்தடம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் நமக்கு அதன் காரகத்தையும் அதன் தாக்கத்தையும் நம்மளால் நம்மளால் எளிதில் உணர முடியும் அப்படி இருக்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் அல்லது விருச்சகத்தில் ஏதாவது கிரகம் இந்த சந்திரன் சந்திரன் ராசியாக கொண்டு இருக்கிறீங்க வேறு ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்துக்குங்க ரிஷபத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது கிரகம் இருக்கா அடுத்தது விருச்சிகத்தில் ஏதாவது கிரகம் இருக்குது இப்போ கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய அளவு பலன் தராது ஒரு ஐம்பது சதவீத பலன் மட்டுமே ராகுகேது பயிற்சி இருக்கும் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் சந்திரன் கேரு சேர்க்கை இருக்குது சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது இந்த நடவு இந்த அப்படி இருந்து ராகுகேது பயிற்சி வர்றா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன் தருங்க அது ஒரு அது ஒரு விஷயம் அடுத்தது உங்கள் விருச்சி அடுத்தது வந்து உங்கள் லக்கணத்துக்கு எந்த பாவமாக அமையுது இந்த விருச்சிகமும் சம்பவமும் உங்கள் ராசிக்கு எந்த பாவமாக அமையுது அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கணும் அதன் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன் தருங்க அடுத்தது சரிங்க இவ்வளோ பலன் தரும் நல்ல பலனா கெட்ட பலனா அது நான் உங்களுக்கு அடுத்துட்டு சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு நல்ல தசா நடக்குதா இல்லை கெட்ட தசா நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க விருச்சக ராசி நீங்கள் சில பேர் தனுசு லக்கணமாக இருக்கலாம் மகர லக்கணமாக இருக்கலாம் தீய தசை நடக்காமல் இருக்கணும் ஒரு நல்ல தசைனாங்க நடக்குது ஒரு நல்ல புத்தியெல்லாம் நடக்குது ராகு கேது ராகு தசை ராகு புத்தி கேரு தசை கேரு புத்தியாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தருங்க சரிங்களா நான் சொன்ன இவ்வளோ பாயிண்ட்ஸும் மேட்ச் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு அக்கறையே எடுத்து நீங்கள் கேட்கணும் அப்படி இல்லை ஒன்றுமே இல்லைங்கன்னா அப்படின்னா ஒன்றுமே வந்து பிரயோஜனமே இல்லை அப்போனா ஒரு பலன் பெருசாக நடக்காது உங்கள் தசா புத்தி தான் உங்கள் யாரில் எவ்வளோ எவ்வளோ வலுவாக இருக்கோ அது மட்டுமே நடக்கும் ராகுக்கு எது பெயர்ச்சி உங்களை ட்ரிகர் தான் பண்ணும் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு தான் போகும் சரிங்களா அதுக்கு உங்கள் ஜாதகம் வலு கொடுக்குறாங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு விருச்சிக ராசி ஏன் நீங்கள் வந்து விருச்சிக ராசி செவ்வாய் அதிபதி இந்த இடத்துல கேது வரார் விருச்சகம்ங்கிற என்ன நாங்கள் விருச்சகம்ங்கிற விட கால புருஷனுக்கு எட்டாம் போவோம் அப்படின்னா விருச்சகம் தேல் மாதிரி ஒரு மறைபொருள் சார்ந்த விஷயங்களை ஒரு விஷம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு மனிதர்களுக்கு எளிதில் புலப்படாத சில விஷயங்கள் இரண்ட பக்கங்கள்னு சொல்லும் இல்லையா அதெல்லாமே விருச்சிகத்தை சொல்லுவோம் அப்போனா யாருமே பார்க்காத விஷயத்தையும் யாருமே அனுபவிக்காத வழியையும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே அனுபவிச்சுட்டு வருவாங்க சில பேர் வந்து இதை பாசிட்டிவாக எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா மனம் சார்ந்த வந்து சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு ஜோர்டர் இவங்களுக்கெல்லாம் அந்த விருச்சகம் எப்படியாவது தொடர்பு வரும் விருச்சக லக்கணமோ இல்லை விருச்சக ராசியோ அப்படின்னா இவங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வீண் பழி அவதூறு அவமானம் இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை அதை தாண்டி தான் இவங்க வாழ்க்கையை கடந்தாகணுங்க அது இவங்க கர்மாவே அதுதான் ஒரு அவதூறு ஒரு பழி இல்லைனா ஒரு பஞ்சாயத்து இரண்டு பேர் உள்ளார ஒரு இவங்க ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களில் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டாங்க ஒரு பிறவியில் இந்த பிறவியில் அதன் சார்ந்த கர்மாவை இவங்க தான் மாற்றி அமைச்சிக்கிட்டு வரணும் இந்த இந்த பிறவியில் என்ன பண்ணணும் அதை சரியாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அதன் சார்ந்த விஷயங்கள் அதீதமாக பிரச்சனை வரும் சரி இப்போ இன்றைக்கு ராகுக்கு இது பேச்சு என்ன மாதிரியான பலன் தரும் அப்படின்னு பார்ப்போம் இவ்வளோ நாளும் வந்து இப்போ ராசிக்குள்ளாரியே கேது வர்றதுனால கேதுங்கிறது என்னதுங்க ஒரு விரக்தி சஞ்சலம் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது பற்றற்ற தன்மை ஒரு உடலுக்கு வழியை கொடுப்பது மனதை வந்து சோர்வை ஏற்படுத்துவது அப்படின்னா இவ்வளோ நெகட்டிவ் இருக்குங்க கேதுவுக்கு அப்போனா கேது வந்துட்டு அவ்வளோதானா நமக்கு இன்னொரு வீண் பழி அவதூறு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொன்ன முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகலான்னு பார்த்துக்குங்க அப்படின்னா மட்டுமே இந்த பலன் கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் மாதிரி பொருண்டும் இல்லைங்கன்னா பொருண்டாது நல்லா புரிஞ்சுக்குங்க அதெல்லாம் சரி அவங்க யாருக்கெல்லாம் விருச்சக ராசி சந்திரன் கேரு சந்திரன் ராகு தொடர்பு இரண்டு வர்றோ சில பேருக்கு வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கும் எண்ணம் ஏற்படும் உடல் சார்ந்த பிணிகள் அதிகமாக ஏற்படும் மனக்குழப்பம் மிக மிக அதிகரிக்கும் மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி முடிவெடுப்பாங்க நாளைக்கு அப்படியே மாறிடும் ஒரு அவங்களையும் மீறி ஒரு தப்பான விஷயங்கள் அவங்கள நோக்கி சொல்லுவாங்க இதுக்கு நம்ம என்ன தாங்க பண்ணுறது இவ்வளோ பிரச்சனை அப்புறம் ஏழாம் பாவத்தில் ராகு இருக்குது ஏழாம் பாவம் எதிர் நபர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து ஒரு மாணவிகள் மாணவர்கள் யாராவது வந்து காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு டிவியேட் ஆகி போகலாம் அவங்கள வந்து ஒரு தப்பு சொல்கிற மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு இவங்க ஒரு தவறான முடிவுகள் எடுக்க நேரிடலாம் இதெல்லாமே சந்திரன் கேது இருக்குது இதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுற எப்படின்னு தெரியுமாங்க சந்திரன் கேது வந்து பல பேர் ஆன்மீகவாதிகளுக்கு சந்திரன் கேது சருக்கு இருக்கும் அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு எடுத்துட்டாங்கன்னா ஒரு எல்லாருமே வந்து மரத்தை பார்ப்பாங்கன்னா இவங்க மரத்துக்கு அடியில் இருக்கிற வேற பார்ப்பாங்க யாருமே வேற பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஆழ்ந்து ஒரு விஷயத்தை உள்ளார போகணுன்னு ஆசையாக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்று ஆன்மீகம் சார்ந்து இல்லை ஒரு புதுசாக ஸ்கில் ரிலேட்டடாக யாருமே எடுக்காத ஒரு துறையை போய் இவங்க படிக்கணும்னு ஆசை வரும் அந் அந்த துறையில் இவங்களுக்கு சிறப்பான ஒரு பெயருமே கிடைக்கும் இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ வந்து இப்போ ஒரு நாற்பது வயது பெண்கள் இப்போ நாற்பது வயது ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒரு தியானத்துலேயும் மெடிடேஷன்லேயும் தினமும் செய்ய ஆரம்பிச்சிடுங்க இது சந்திரன் கேது இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கே கிரகம் இருக்குது விருச்சகத்தில் எனக்கு இவ்வளோ கிரகங்கள் இருக்குங்க அப்படின்னா இதெல்லாம் உடனே போய் செய்ய ஆரம்பிச்சிருங்க மெடிடேஷன் அது மட்டும்தான் ஒரே வழி இல்லைன்னா நீர் சார்ந்த இடத்துகளுக்கு இல்லைன்னா ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு ஒரு சுற்றி பாருங்கள் அது எல்லாமே உங்களை வெளிப்புறம் எல்லாம் இருந்து உங்களை அமைதிப்படுத்தும் இன்டர்னல்னால் நீங்கள் மெடிடேஷன் யோகா முத்ரா ப்ராக்டிஸு முத்ரா இதெல்லாமே நிறையா இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லை கூகுளில் போய் எங்கேயாவது பாருங்கள் ரன் சார்ந்த விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க இவங்க இயல்புலேயே நம்ம ஒன்று இவங்களுக்கு போய்ட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை யாருமே பண்ணாத விஷயங்கள் தான் இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறோம்னா சில விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அது கெட்ட பேர் வன் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை செய்கிற நிப்பாட்டிடுங்க இல்லை அதை செய்யாதீங்க தவறுன்னு ஒரு விஷயம் சில பேர் வந்துட்டு குறுக்கு வழியில் போயிட்டு அவர் பண்ணணும்னு நினைப்பாங்க அவர் இந்த முறையும் அப்படி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமாலும் தள்ளி போட்டு பண்ணிக்கலாம் இல்லை குறுக்கு வழியில் பண்ணிக்கலாம் யாருக்கும் தெரியாமல் அது வெளியில் ஆஃபீஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் நான் பண்ணேன் குறுக்கு வழியில் அப்படிங்கிற டைமில் பண்ணாதீங்க அது எளிதில் எது பயிற்சி வந்து காட்டி கொடுத்துடும் மனம் வந்து எந்த அளவுக்கு உங்களால் புத்துணர்ச்சியோடு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்க ஆரம்பிங்க ஏன்னா அடிக்கடி சோர்வு அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக வரும் ஒரு விஷயம் சில நேரங்களில் வந்து உங்களே அறியாமலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மனம் அவ்வளவுக்கு அவ்வளோ அலைப்பாயும் அது உங்களால் இந்த காலங்களில் உணர முடியும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கேதுவின் தாக்கத்தை குறைச்சிக்கணும் அப்படி கேது தாக்கத்தை நீங்கள் குறைக்கணும் கேது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ அதான் ஆன்மீகம் விரக்தி அதெல்லாமே கேதுவோட நெகட்டிவ் தன்மை என்னன்னு தெரியுமாங்க தவறான முடிவெடுக்க வைக்கிறது தற்கொலையை தூண்டுறது மனம் வந்து ஒரு ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது எல்லாமே கேது அதே கேதுவும் நம்ம பாசிட்டிவ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸ்பிரிச்சுவல் மியூசிக் ஆன்மீகம் சார்ந்த வந்துட்டு இசையை கேட்பது அடுத்தது வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி செய்வது இல்லை ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு அவர்களை பற்றி ஒரு பேசுவார் அடுத்தவங்கள்கிட்ட ஒரு தகவலை சொல்வார் அவர்கள் சார்ந்த ஒரு அண்ட விஷயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் தொண்டு செய்வது ஒரு பணி செய்வது இல்லை ஐயர் இல்லை ஒரு அந்தனர்களுக்கு உதவி செய்வது அதாவது கேது வந்துட்டு உங்களுக்கு ஏன் இந்த பயிற்சி பண்ண கேதுவின் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு செய்ய தவறிய கடமை இந்த வாழ்க்கையில் வந்துட்டு ஏன் ஒரு விஷயத்தை முற்பிறவியில் நீங்கள் செய்ய முட்டீங்களோ அதை இந்த பிரிவில் வந்து ஒரு செய்ய தூண்டும் ஐயோ இப்படி இருந்துட்டுமே இப்படி இருந்துட்டோமே இந்தமாதிரி செய்யணுமா செய்யணுமான்னு தோணும் ஆனால் ராகு வந்து அதே பக்கம் ஏழாம் பாவத்தில் ராகு ஒரு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம அரை செய்யலாம் அவங்ககிட்ட போய் இப்படி செய்யலாம் மக்கள்கிட்ட போய் நம்ம அப்படி பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் திருமண மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு அவங்க இவங்களால் யார் விருச்சக ராசியோ அவங்களால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ அக்கறை செலுத்த மாட்டாங்க இதனாலேயே வந்து எதிர்ப்பாளன் வந்து வெறுப்பு இருப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ அக்கறையோடு இருப்பாங்க சில விஷயங்களில் இவங்க சுத்தமாக அக்கறை இல்லாமல் வெறுப்பாக இருப்பாங்க இதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் முடிஞ்ச அளவுக்கு சமன்படுத்த போகும் சமன்படுத்த பார்க்கணும் அவங்களோட உணர்வுகளையும் புரிந்து கொள்ள நீங்கள் பார்க்கணும் சரிங்களா உங்களுக்கு நல்ல டசை நல்ல புத்தி நடந்துக்கிட்டா உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இதுவே இந்த ராகுவும் கேதுவும் கடந்தாலுமே தாக்கு பிடிக்கிற அளவுக்காக இருக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சுங்க ஓ சமாளித்து வந்துட்டேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் சமாளித்து வந்துட்டேன் எந்த கிரகங்கள் இருக்குது அது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆனால் இந்த சந்திரன் கேது ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் ஏன் வரும்னா நீங்கள் வந்து யாருமே கற்றுக்க விஷயத்த இந்த இந்த ராகு கேது பேச்சிலேருந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கா கற்றுக்குங்க அக்கோல் சயின்ஸில் வேறு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா கற்றுக்குங்க ஆயுர்வேதத்தை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா சித்தர்களை பற்றி தேடணும் அவங்கள பற்றி படிக்கணும் அவங்கள பற்றி எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கா தாராளமாக எழுத ஆரம்பிங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம் வணக்கம் நண்பர்